வணக்கம் நண்பர்களே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மேஸ்வரி ஓம் குருவே நமக இன்று நாம் பார்க்க போவது வந்து மீன லக்கணன் மீன ராசிக்கான நவம்பர் மாத ராசி பலன்கள் நம்ம ஏற்கனவே நம்ம எல்லா பதிவிலையும் சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு அடிப்படையான உங்களுக்கு என்ன தசை என்ன புத்தி நடக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் உங்களுடைய பலன்கள் ஒரு ஐம்பது சதவீதமாக துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள் கேட்கலாம் ஏங்க தசா புத்தி அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா வந்து ஒரு நிறைய விதமான மக்கள் நிறைய எல்லாருமே வந்து மீன ராசியில் பிறப்பாங்க சில பேர் வந்து மேச ராசி ரிஷப ராசி ஒவ்வொருவரின் வாழ்க்கை முறையும் தனித்துவமானது வித்தியாசமானது அது உங்கள் சுயஜாதகம் தான் இறுதியாக முடிவு பண்ணணும் சரிங்களா இப்போ ஓரளவு இந்த சில பேரெல்லாம் ஜோதிடரிடம் சென்று கேட்க முடியாது அப்படி இருக்கிறவங்க ஒரு ஐம்பது சதவீதம் துல்லிய பலன்கள் நீங்களே நிர்ணயித்து கொள்ளலாம் அப்போனா இப்போ மீன ராசிக்காரங்க எப்படிங்கிறப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு உதவி அப்படிங்கிறத விட ஒரு மேனேஜ்மெண்ட்டு ஒரு நியாயமாக இருக்கணும் சரியாக இருக்கணும் அந்த டைமிங் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறவங்க தான் இந்த மீன ராசிக்காரங்க மீன லக்கணக்காரர் அப்படி இருக் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் லக்கணத்துலேயும் ராசிலையும் செவ்வாய் வலிமையாக இருக்குது அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையுமே வேகமாக துரிதமாக நிறையா பிளானிங் இருக்கும் இந்த விஷயத்தை அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் படப்பட படப்படன்னு செய்வாங்க இந்த நேரத்தில் ஒரு விஷயம் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்கும் செவ்வாய் தசை செவ்வாய் புத்தி நடப்பவர்களுக்கு மிக சாதகமான காலகட்டம் ஒரு பூர்வீகம் ஒரு பேச்சு சம்மந்தப்பட்டு தண்டை வழி ஆதாயம் கிடைக்கணும்னா இந்த இந்த டைமில் நீங்கள் முயற்சி செய்யலாம் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் இழுத்தடிக்கும் டிசம்பர் மாதத்தில் முழுமையான கிடைக்கிற முழுமையாக கிடைப்பதற்கான காலகட்டமாக இருக்கும் சரிங்களா இவ்வளோ நாள் இழுத்து இழுத்தடிச்சு இருந்துச்சு எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு டிசம்பர் மாதத்துக்கு மேலே கிடை டிசம்பர் மாதத்துலேருந்து கிடைக்க ஆரம்பிக்கும் அடுத்த ஒன்று ராகு டேசர் ராகு புத்திங்க ஒரு நண்பர்கள் மூலியமாக ஒரு தேவையில்லாத விஷயத்த பேசிட்டு அதனால் கருத்து வேறுபாடு அதனால் பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க ஒரு தகவல் தொழில்நுட்பம்லாம் உபயோகப்படுத்தும் போது தேவையில்லாத கருத்தை வந்து வச்சுடாதீங்க அதுவே வந்து உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் எடுப்பதற்கான ஏற்படுவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஒரு ப்ரோக்கரேஜ் மார்ஜினு அப்படிலாம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அதிகமாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதில் பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க அடுத்தது சுக்கர டசை சுக்கரை புத்திங்க மூணு எட்டுக்குரிய அதிபதி ஏழாம் இடத்துல இருக்குது வாழ்க்கை துணையால் சிறு பிரச்சனைகள் ஏற்படும் அவங்க அவங்க ஃபேமிலியிலேருந்து அது பிரச்சனை ஏற்படுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதாவது இந்த சுக்கரசு சுக்கர புத்தி உங்களுக்கு நடந்துச்சுன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அதாவது பேசும் நண்பர்கள்கிட்டையும் சரி வாடிக்கையாளர்கள்ட்டையும் சரி சிறு சலசலப்பு வாக்குவாதம் விவாதம் அது பிரச்சனை நீண்டு போகிறதுக்குமே அதிக வாய்ப்பு இருக்குது இந்த மாதம் முழுவதும் நீங்கள் அமைதியாக இருக்கணும் எந்த ஒரு விஷயத்துலையுமே மற்ற மற்றவர்களை நம்பி நண்பர்களை நம்பி இந்த இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொடங்கக்கூடாது இல்லைனா அது வந்து உங்களுக்கே அது பெரிய செலவு எளிதாக வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது சரிங்களா அடுத்தது வந்து புதன் தசா புதன் புத்தி நடப்பவர்கள் வந்து கொஞ்சம் பணம் நெருக்கடி இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து வேகமாக வந்து நிதானம் வேகமாக யோசிப்பீங்க நிறையா விஷயம் மற்றவர்களுக்கு தெரியாத விஷயம்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தெரிய வரும் ஒரு அறிவு சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்த ஏற்படுத்தினாலும் ஒரு புகழ் மதிப்பு அதிகாரம் ஒரு பதவி உயர்வு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்காது அது கொஞ்சம் கால தாமதமாகும் சூரிய தசை சூரிய புத்தி நடப்பவர்கள் கேரு டச கேரு புத்தி நடப்பவர்கள் இந்த இரண்டுமே வந்து தண்டை வழி ஆதாயம் என்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க பெறும் அப்படிங்கிற ஒரு ஒரு வேலை சம்மந்தப்பட்டனால நான் வேலை செஞ்சிட்ருக்கேன் எனக்கு ப்ரொமோஷனே கிடைக்கல அப்படின்னா இந்த தடவை தாராளமாக நீங்கள் மெயில் போட்டு கேட்கலாம் சூரிய டசை சூரிய புத்தி யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருந்து ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட்டு எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் இன்னும் நீங்கள் சரியாக உபயோகப்படுத்திக்கணும் அதாவது இன்னொரு இன்னொரு இடத்துல லொக்கேஷன் ட்ராவலு லொக்கேஷன் சேஞ்சு அப்படிங்கிறது கூட வாய்ப்பு இருக்குது ஆனால் வந்துட்டு அதுவே இறுதி கிடையாது அதாவது ஒரு ஷார்ட் டேர்மாக போடுவாங்க அடுத்து வந்து குரு டச்சா குரு புத்தி தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இவ்வளோ நாளாக வந்துட்டு உங்களுக்கு நல்ல மதிப்பு நல்ல ஆதாயம் உங்களுக்கு கிடச்சிருந்துச்சி இந்த காலகட்டமே உங்களுக்கு வந்துட்டு சிறப்பாக இருக்கும் நவம்பர் இருபதுக்கு மேலே குரு தனுசு ராசியிலேருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது சனியோடு சேர்ந்து நீசபங்க ராஜ்யம் உங்களுக்கு வந்து நீங்கள் என்னெல்லாம் நினச்சிங்களோ அது எல்லாமே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நிறைவேறும் இந்த குருவும் சனியும் ஒன்றாக சேர்ந்து பத்து டிகிரி இணையும் காலகட்டத்தில் என்ன ஆகுன்னா பார்த்தீங்கன்னா இப்போ ஐந்தாம் இடத்தை பார்க்கும் ஐந்தாம் இடம் தான் வந்து உங்களுக்கு பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இல்லை குழந்தைகளால் இல்லை உங்கள் திறமையால் உங்களுக்கு அதீதமான ஆதாயம் அரண் மூலமாகவே கிடைக்கப்பெறும் அப்போனா இவ்வளோ நாளாக உங்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும் காலகட்டமாக இந்த நவம்பர் மாத இறுதியிலிருந்து உங்களுக்கு கிடைக்கப்பெறும் வேறு ஏதாவது சந்தேகம் வேண்டாம் கமெண்ட் பண்ணலாம் வாட்ஸ்அப் பண்ணலாம் நன்றி ஓம் சிவோம்